அனைவருக்கும் வணக்கம் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவை என்ற பாரதியினுடைய வரிகளை தொட்டு துவங்குகிறேன் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சத்தை நோக்கியா லட்சியத்தை நோக்கியா என்னுடைய பார்வையில் இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனை லட்சங்களை நோக்கி இன்றைய இளைஞர்களுடைய அந்த மனநிலை என்பது எப்படி இருக்கிறது எப்படியாவது எந்த வழியிலாவது பணத்தை திரட்ட வேண்டும் என்ற எண்ணம் அந்த சிந்தனை தான் லட்சியங்களை நோக்கி செல்ல விடாமல் லட்சியத்தை நோக்கி செல்ல வைக்கிறது இப்படி ஏன் இந்த நிலைக்கு இன்றைய இளம் தலைமுறையினர் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று யோசித்து பார்க்கும் பொழுது வேலையில்லா திண்டாட்டம் வறுமை குடும்ப சூழ்நிலை ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதராக சற்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது சமுதாயத்திலே ஒரு மனிதனானவன் தனது வாழ்வியலை தனது வாழ்நாளை நகர்த்தி செல்வதற்கு தினம் தினம் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையிலே தனது குடும்பத்தினுடைய சூழல் காரணமாக தான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு இளைஞனானவன் அவனுடைய சிந்தனை என்பது லட்சத்தை நோக்கிதான் தள்ளப்படுகிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது சமுதாயத்திலே ஒரு மனிதன் மதிக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் அவருக்கு தேவை ஒரு வேலை பொருளாதாரம் சிபாரிசிற்கே முதல் பரிசாக வேலை கிடைக்கும் பொழுது தரிசாக போகிறது எங்கள் எதிர்காலம் என்று ஒரு கவிஞர் எழுதுகிறார் வேலைக்காக படிப்பதும் படித்து முடித்த பின்பு வேலை கிடைக்காமல் தவிப்பதும் தான் இன்றைய இளைஞர்களின் இளமையாக இருக்கிறது என்றால் வறுமையின் வயிற்றை நிரப்பிவிடலாம் என்று பட்டம் பெற்றோம் ஆனால் இப்பொழுதுதான் தெரிந்தது வறுமையின் வயிறு ஏழைகளால் நிரப்ப முடியாதபடி இருக்கிறது என்று உணவின்றி வறுமையினால் வாடிய நிலைமையிலும் படித்து பட்டம் பெற்றும் இந்த ஏழ்மை நிலை நீங்கும் என்று பட்டம் பெற்றோம் ஆனால் அப்படி படித்தும் வேலை இல்லாமல் ஏழ்மை நிலை மாறாத இளைஞர்களுடைய வாழ்வியலை அது மனக்குமுறலை பேசுவதாக இருக்கிறது இந்த கவிதை படி படித்தும் வேலை இல்லாத இளைஞர்களை பார்க்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர் எதிர்காலத்தில் நமக்கும் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஒரு கேள்விக்குறியுடன் வாழ்க்கையை அணுகுகிறார்கள் என்றால் இளைஞருடைய வாழ்வியல் என்பது இன்று லட்சத்தை நோக்கி இருக்கிறது நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடர்களே இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இங்கு உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது நீ வைத்திருக்கக்கூடிய உன் கையில் வைத்திருக்கக்கூடிய பணம் என்று சொன்னால் உயிருள்ள உறவுகளில் யார் யார் முக்கியம் என்று நிர்ணயிப்பது உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது என்று சொன்னால் இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனை என்பது லட்சத்தை நோக்கியே இருக்கிறது என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் திருவாரூர் தமிழ் தினேஷ் பாபு நன்றி வணக்கம்